செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே ஒப்பு கொடுத்தே இடத்திலே கண்ணீர் வடித்தே தேடும் இடத்தினே ஒப்பு கொடுத்தே